வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரம் குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிறோம் கண்டசஷ்டி கவசம் அந்த பாடலின் வலிமை என்ன அந்த பாடலுக்கும் ஜோதிடத்திற்கும் ஜாதகத்திற்கும் என்ன சம்மந்தம் அது எப்படி வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணுறது அந்த பாடலாம் என்ன நம்ம பெருசாக நீண்டு அதை விளக்க வரை நம்ம பார்க்க போடுறது கிடையாது ரொம்ப நான் மேலோட்டமாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அது எப்படி இருக்குது அது நமக்கு எப்படி வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது எவ்வளோ வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறதான் பேச போகிறோம் அதாவது உலகமே ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பேசிட்டு நெகட்டிவாக பரவிட்டு இருக்கோன்னா ஒரு விஷயம் நெகட்டிவாக போகணும்னா அதுக்குமே ஒரு நல்லது தாங்க ஒரு விஷயம் நெகட்டிவாக தான் அதை பற்றி பாசிட்டிவ் அதிகமாக பரவ ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா இப்போ நெகட்டிவாக நடந்துரும் வந்து ஒரு வகையில் நல்லது அது பெரிய வந்து அதற்கான விழிப்புணர்வு ரொம்ப அதிகப்படுத்தி இருக்குது உண்மையில் சொல்லப்போனால் சரிங்களா அதை நம்ம இப்போ சரியாக பயன்படுத்திக்கணும் பல பேர் வந்து இதை பற்றியான உண்மையை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கண்ட சஷ்டி கவசம்னு என்னதுங்க கண்ட சஷ்டி கவசம் கந்தன் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு வந்து முருகப்பெருமானை நினைத்து நாம் வந்து ஒரு கவசத்தை போடுக்கிறோம் ஏன் கவசத்தை போடணும் எதுக்காக கவசத்தை போடுறோம் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சரிங்களா அதாவது முருகப்பெருமான் வந்து ஆறாம் நாள் அதாவது சஷ்டி ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் வளர்பறையிலேருந்து ஆறாம் நாள் சஷ்டி திரி என்று வந்து சூரபத்மனை வரம் செய்தார் அதனால தான் வந்து எப்பயுமே வளர்பறையிலேருந்து ஆறாம் நாளில் வந்து முதல் ஆறு நாட்கள் வந்து கண்டசஷ்டி விரதம் கடைபிடிக்கிறாங்க அதை வந்து முருக பக்தர்கள் அனைவருமே பெரும்பாலுமே அவர் வந்து கடைபிடிப்பது வழக்கம் முக்கியமாக பெண்கள் ரொம்ப தீவிரமாக அவர் வந்து கடைபிடிப்பாங்க ஏன்னா சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா இந்த கவசம் பாடுவது ஏன் இதை வந்து பாலதேவராய சுவாமிகள் வந்து ஏற்றினார் இது எப்படிங்க ஏற்றினார் பாலதேவராய சுவாமி ஒரு நாள் அவர் கோயிலுக்கு போகிறார் கோயிலுக்கு போகும்போது வந்து பல பேர் வந்து நோய் நோய் வறுமை கஷ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கவலைப்படுறாரு உடனே வந்து முருகபெருமான் அவர் மனதில் வந்துட்டு அவர் தியானிக்கிறாங்க உட்காந்து தியானிக்கிறார் முருகசுவாமி கனவு கனவுல வந்து இந்த மாதிரிலாம் என்னை ஏற்றி என்னை புகழ்ந்து ஒரு மந்திரம் பாடு ஒரு பாடல் பாடு அந்த பாடலில் மந்திர ஒளிகள் நிரம்பியதாகட்டும் அதை கேட்பவரும் அதை படிப்பவரும் அதை துரிப்பவரும் அவர்களுக்கு வந்து இது அனைத்து விஷயங்கள்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக படைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது சரிங்களா ஆனால் இதோட தன்மை இது அதனும் அதனை விட ரொம்ப வலிமை வாண்டது இந்த கண்ட சஷ்டி கவசம் முன்ன எப்படிலாம் ஒரு பொறுத்தவரைலாம் போர் வீரர்கள்லாம் போருக்கு போனால் என்ன பண்ணுவாங்க உடம்பு முழுவதும் கவசம் போடுவாங்க சரிங்களா எப்படி அந்த ஆர்மி மேலாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்கள ஃபுல்லாக கவசம் போட்டுக்கிட்டு தான் போவாங்க அதே மாதிரி தான் எதிரிகள் மட்டும் அழிக்கிறாங்க ஒரு துப்பாக்கி மண்ணில் போக சொல்கிறாங்கன்னா உடம்புல கவசம் போடுறோம் சரிங்களா அப்போனா ஒரு நோய் தாக்கம் இப்போ வந்துருக்கு இப்போ அப்போ பரவிட்டு இருக்கு பாருங்களா கொரோனா கொரோனாலாம் இப்போ வந்துருச்சுன்னா எப்படி நீங்கள் கவசம் போடுவீங்க வாய்க்கும் மூக்குக்கும் மட்டுமே நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா வைரஸ் வந்துட்டு எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா சரிங்க வேறு வழியில் இப்போ வைரஸ் வருது தொட்டா வருது அப்படிலாம் அப்படி கோசப்படுவீங்க அதற்கு நான் வந்து மன வலிமை நம்ம சுற்றி எல்லாம் ஆறாவை வந்து வலிமைப்படுத்துவது நம்ம சு சுற்றி இருக்கிற எனர்ஜி சர்க்கிளை வந்து வலிமைப்படுத்துறது அதுதான் நம்ம பற்றியில் ஆறாவலும் வலிமைப்படுத்துவது இதுக்கு தான் கண்ட சஷ்டி கவசம் படிக்கணும் சரிங்க ஜாதகத்துக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அதாவது கண்ட சஷ்டி முருகனுக்கும் ஆறாம் பாவத்துக்குமே அதிகமான வலிமை நம்ம ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து ஆறாம் பாவம் என்னங்க ஆறாம் பாவம்னா ருணம் ரோகம் சற்று ருணம் ரோகம் ரோகம்னா உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எப்படி சொல்லுவோம்னா ஆறாம் பாவத்தை பார்த்து தான் சொல்லுவோம் ஆறாம் பாவத்தின் வலிமை ரொம்ப வந்து மோசமாக கெடுதல் நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு நோய்கள் அதிகமாக தாக்கும் உங்களுக்கு ஆறாம் பாவம் மோசமாக இருந்தால் கடன் அதிகமாக வரும் பணம் நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க கடன் வாங்கிட்டே இருப்பீங்க ஆறாம் பாவம் எதிரிகள் அதிகமாகிட்டே இருப்பாங்க எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க உங்களை வந்து கீழே தள்ள நினைப்பாங்க அப்போ நான் ஆறாம் பாவத்தை வலிமைப்படுத்தணும்னா நீங்கள் என்ன ஆறாம் பாவத்தை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தினா வலிமைப்படுத்துவது சரிங்களா பலவீனமாக இருந்தால் எதிரிகளின் பக்கம் போயிடும் அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்டாகணும் அப்புறம் ஆறாம் பாவத்தின் காதகம் ஜாதகத்தில் வந்து செவ்வாய்ன்னு சொல்லுவோம் அந்த செவ்வாயோட தன்மை கொண்டவர் தான் முருகன் சரிங்களா சஷ்டி ஆறாம் பாவம் புரியுறாங்க கண்ட சஷ்டி கவசம் அதாங்க ஆறு முருகன் அதாவது முருகனுக்கு உகந்தர வந்து ஆறு ஆறுபடை வீடு ஆறு முகனை வள ஆறு முகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அந்த மந்திரம் சரவண பவம் என்ற சொல் ச ர ப ந பவ அருமே ஆறு எழுத்து மந்திரம் தான் இந்த ஆறு எழுத்து மந்திரத்தையும் இந்த ஆறு இந்த கண்ட சஷ்டி கவசத்தையும் படிக்கிறவங்களுக்கு இந்த ஆறாம் பாவம் சொல்கிறோம் இல்லையா ஜாதகத்தில் அதன் பலம் வந்து இவர்கள் கட்டுக்குள்ளே வந்து விடும் இவர்களை வந்து எதையுமே வெல்லலாம் நீங்கள் வந்து ஆறாம் பாவம்னு என்ன ஆறாம் பாவங்கிறது வந்து நோய் நொடி கடன் அப்போனா செவ்வாய் வலுவாச்சுன்னா இருந்துச்சுன்னா எல்லாருமே நீங்கள் நல்லா பாருங்கள் எல்லாருக்குமே கடன் இருக்குது எல்லாருக்குமே நோய் இருக்குது இல்லை சில பேர் வந்து வென்றுடுறாங்க சில பேருக்கு வெல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் ஜாதகம் ரொம்ப வலிமையற்ற நிலையில் இருக்கும் அதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் இந்த கண்ட சஷ்டி கவசம் இந்த கண்ட சஷ்டி கவசத்தில் என்ன சொல்கிறது ஆரம்பமே பாருங்கள் துரிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பறிப்போர்க்கு செல்வம் பழித்து கரித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிம்மலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை இதை படிப்பவருக்கு இதை க இதை படிப்பவருக்கு அவர்களின் ஊழ்வினை பயம் ஊழ்வினை பயன் போருமா அதாவது அவர்கள் செய்த துன்பங்கள் அவர்கள் செய்ய கெட்ட கர்மாக்கள் எல்லாம் போய் இவர்களுக்கு நல்லதே நடக்க வழி செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் ஒரு ஒரு மெடிடேஷனை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு அதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஓ நமக்கு இவ்வளோ கண்டத்தி கவசத்தில் பவர்ஃபுல் இருக்கான் அப்புறம் தெரிய வந்துச்சு அந்த மெடிடேஷனில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எப்போ நான் வந்து உங்கள் உடம்பு இருக்கிறாங்க உங்கள் உடம்போட ரிலாக்ஸிங் ரிலாக்ஸேஷன் அதாவது ஓய்வு நிலையிலருன்ட்டு உங்கள் உடம்பு வந்து எப்படி நீங்கள் மனதை அமைதிப்படுத்துறீங்களோ உடம்பு அமைதிப்படுத்தும் எப்படி நீங்கள் உடம்பு அமைதிப்படுத்துறது அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மனம் இருக்கு இல்லையா உங்கள் மனம் வந்து ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் உங்கள் பாடியில் வந்து ஒவ்வொரு நீங்கள் வந்து காலில் இருந்து தலை வரைக்கும் வாங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டாக நினச்சி அதில் வந்துட்டு சைலன்ஸ் சைலன்ஸ் அமைதி அமைதி உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அமைதி அமைதின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகும் அப்படி அமைதியானால் ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் என்ன நடக்குது என்ன விதமான உணர்ச்சி இருக்குது அப்படின்னு உங்களால் உணர முடியும் அதுதான் கண்ட சஷ்டி கவசம் அப்போனா உங்கள் கர்மவினை அரண் மூலமாக போக்க முடியும் அந்த மெடிடேஷன் சொல்கிறாங்க ஆனால் இப்போ கண்ட சஷ்டி கவசத்தில் எப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாருங்களேன் கண்ட சஷ்டி கவசத்துலேயும் அதுதான் சொல்லியிருக்குது கண்டசிசி கவசத்தில் அதாவது ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீர் நீரிழ நெற்றியில் நீண்ட பூர்வமும் பன்னி பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் சொல்லிட்டு ஒவ்வொரு அங்கங்களையும் வேல்வேல் காக்கணும் வேல்வேல் காக்கணும்னு கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க தெளிவாக சொல்லணும்னா அவங்க சொன்ன அந்த சொன்னாங்கள்ல அந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது நீங்கள் அமைதியாக படுத்துக்கிட்டு ஒரு பக்கம் கண்டசஸ்டி கவசத்தை பாடலை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு மொபைலில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டு அந்த பாடல் வரையில கவனிப்பாக உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க உங்களோட ஒவ்வொரு அங்கங்களையும் அங்கங்களையும் வந்து அது வேல் வேல் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் நீங்கள் அந்த ஒவ்வொரு அங்கங்களையும் நீங்கள் அந்த பாடல் வரிகளை வரும்போது நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டீப்பராக போங்க நீங்கள் உங்கள் மனம் தானாக அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு உனக்கு எப்படிங்க பயம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேயே பயம் வந்து உள்ளார போயிடும் பயம் வந்து மனதளவில் இருக்காது அந்த மனம் வந்து ரத்தம் வழியாக ஒவ்வொரு அங்கத்துலேயும் போயிடும் ஒருத்தன் எளிதில் பயப்படுறான்னா அவனுக்கு செவ்வாய் வலிமை இல்லாமல் இருக்குது அந்த செவ்வாயை வலிமைப்படுத்தணும் ஆறாம் பாவத்தை வலிமைப்படுத்தணும் ஆறாம் பாவத்தில் நல்லா பார்த்துக்கங்க யாருக்கெல்லாம் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க செவ்வாய் வந்து ஆறாம் பாவத்தை செவ்வாய் பார்த்தாலும் இல்லை ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாலும் எதிரிகள் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அதாவது இருந்தாலுமே அத்தனை பேர் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இல்லாத மாதிரி அவங்க செஞ்சுருவாங்க அவங்க அடுத்த பேச்சுக்கே வர முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க அதனால செவ்வாய் இயல்புக்கு இயல்பிலேயே அவங்களுக்கு வலிமையாக இருக்குது இதை வந்து நீங்கள் கண்ட சஷ்டி கவசம் மூலமாக நீங்களும் ஆக்டிவேட் பண்ணலாம் சரிங்களா ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் எட்டாம் பாவம் எட்டாம் லக்கணத்தை பார்க்கும் அப்படின்னா ஜாரகர் செவ்வாயின் வலிமை செவ்வாயின் தன்மை எதிர்த்து போராடும் குணம் அப்படியெல்லாம் இருக்கும் இந்த சஷ்டி கவசம் படித்தீங்கன்னா உங்களுக்கு பயம் விலகும் சரிங்களா இது என்னன்னு சொன்னால் உடலில் இருக்கும் நோய் தன்மை விலகும் நீங்கள் உங்களுக்கு அந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் இதெல்லாம் எதுவுமே வந்து உங்களை அண்டாது உங்களை சுற்றி ஒரு ஆறாக ஃபார்ம் ஆகும் அந்த கவசம் உங்களை சுற்றி தவி தரிக்கும் சரிங்களா இதுதான் கண்ட சஷ்டி கவசத்துக்கு இது வந்து உண்மையில் சொல்லப்போனால் இது modern scanner modern scanning method சரிங்க என்னங்க இவ்வளோ போய் சொல்கிறீங்களே அப்படின்னா நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அது பழிக்கவே பழிக்க உண்மையில் அதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் நீங்கள் அதை நம்பணும் இப்போ நான் உடனே ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்கிறேன்னா நம்பாதீங்க கேட்காதீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது நைட்டு தூங்கும் போது படிச்சுட்டு நைட்டு தூங்கும் போது அப்படி கேட்டுக்கிட்டே படித்து தூங்க ஒரு பத்து நிமிஷம் கேளுங்க உங்கள் உடல் அங்கங்களை ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கவனிங்க உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் ஒவ்வொரு பிளட் செல்ஸ்லேயும் அது ஃபீல் ஆகும் நீங்கள் நிறையா படிக்கும்போது ஒரு ஒருவனுக்கு எப்படி பயம் வருது ஒருவனுக்கு எப்படி பயம் வர்றது கிடையாதுன்னா பிளட் செல்ஸ் ஒவ்வொரு பிளட் ரத்தம் செவ்வாயும் சொல்லும் இல்லையா அந்த ரத்த அணுக்கள் ரத்த அணுக்கள்லேயே போயிட்டு அது பதுங்கும் அந்த வீரமும் பயமும் ரத்த அணுக்களில் எப்போ ஏறுதோ அப்போ தான் வந்து அதன் தாக்கம் அதிகரிக்கும் சரிங்களா ஏன்னா அந்த தாக்கத்தை குறைக்க தான் கண்ட சஷ்டி கவசம் போடணும் கண்ட சஷ்டி கவசம் வந்து அனைத்து விதமான கவசங்களுக்கும் அதாவது அனைத்து விதமான நம்ம வந்து கண்களால் பார்க்க முடியாதவற்றைகளுக்கும் கவசம் போடுவது தான் கண்ட சஷ்டி கவசம் உண்மையிலேயே சொல்லப்போனால் யாரெல்லாம் கண்ட சஷ்டி கவசம் சஷ்டி நாளில் இரண்டு சஷ்டி நாளில் கண்ட சஷ்டி கவசம் முப்பத்தி ஆறு முறை எல்லாம் வந்து மனதார வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடனே போகும் எல்லாமே செவ்வாயை வலிமைப்படுத்துவதற்கான சிறந்த ஒரு பாடல் தாங்க கண்ட சஷ்டி கவசம் இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐயும் சவ்வும் கிளியும் இது எல்லாமே பீஜ் அச்சரம் மண்ட மந்திரங்கள் நம்ம உடம்பு உடம்புல பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் இருக்குது ஏழு வகையான சக்கரங்கள் இருக்குது அதாவது தலையிலிருந்து தலையிலிருந்து இடுப்பு வரை இடுப்பு கீழ் கீழ்ப்பகுதி வெள்ளம் வந்து மூலாதாரம் அப்படின்னு ஒரு ஏழு சக்கரம் இருக்குது இந்த ஏழு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பீஜ மந்திரம் இருக்குது சம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் ரொம்ப நேரமாக உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதி ஆக்டிவேட் ஆகும் குறிப்பிட்ட பகுதி ஆக்டிவேட் ஆனால் உங்கள் மனதில் அந்தந்த குறிப்பிட்ட நோய்களையும் ஒரு குறிப்பிட்ட வயிற்று வழி சார்ந்த பிரச்சனை இருக்குது இல்லை இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குது இல்லை அது தூய்மை பண்ணணும் அப்படின்னா அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு தான் பீஜ மண்டலம்னு சொல்லுவோம் இதை வந்து பாடல்லையே வச்சுட்டாங்க ஐயும் கிளியும் சௌவும் இதெல்லாமே அச்சரம் பீஜ அச்சரம் பீஜ மந்திரம் ரொம்ப ரொம்ப வலிமையாக வாய்ந்தது சரிங்களா அதை வந்து சரியான முறையில் சரியான இதெல்லாம் பயன்படுத்தணும் நீங்கள் நான் பல பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து நீங்கள் எல்லாம் பெரியவங்களாம் காரில் போகும்போது இந்த பாட்டு கேட்டுகிட்டே போவாங்க அப்படின்னா ஆறாம் பவம் ஆறாம் பவம்னு என்னென்னாங்க நோயை சொல்லும் ஆக்சிடெண்ட்டை சொல்லும் விபத்து சொல்லும் இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது எல்லாத்தையுமே தாகணும் ஆரம்பத்தில் கண்ட சஷ்டி கவசம் போட்டுட்டு போவாங்க இதெல்லாம் முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாத அறிவியலிகள் வந்து பேசுகிறது அது அவர்கள் எது ஆனால் அவங்க ஒரு நல்லதை செஞ்சுருக்காங்கன்னா அதை பற்றி பாசிட்டிவாக நிறையா பரப்பு விட்ருக்காங்க அவர்களுக்கு ஒரு வேலை இது ஒரு கண்டனின் திருவிளையாடல்னு சொல்லலாம் சரிங்களா நன்றி ஓம் சிவ ஓம் வணக்கம்